LibreOffice Base மீதான ஸ்போக்கன் டியூட்டோரியலுக்கு நல்வரவு இந்த டியூட்டோரியலில் நாம் கற்க போவது SQL View வில் எளிய query களை உருவாக்குதல் எளிய SQL ஐ எழுதுதல் செலக்ட் from மற்றும் வேர் clause களை பயன்படுத்துதல் fields மற்றும் டேபிள் களுக்கு பெயரிட அப்பர் லவர் அல்லது மிக்ஸ்ட் கேஸ் களை தேர்ந்தெடுத்தல் SQL View will query களை uruvaka Base ஐ பயன்படுத்தும் முன் LibreOffice Base patri parkalam. Base HSQL Database Engine ல் இயங்குகிறது இது Java வில் எழுதப்பட்ட ஒரு open source database engine software HSQL DB மீதான மேலும் தகவல்களுக்கு hsqldb.org க்கு செல்லவும் சரி இப்போது SQL ஐ கற்கலாம் SQL இன் விரிவு Structured Query Language இது டேட்டாபேஸ் களை அணுகுதலுக்கும் கையாளுதலுக்குமான ஒரு நிலையான லாங்குவேஜ் இது சர்வதேச அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ANSI ஸ்டாண்டர்ட் அதனால் இது பல்வேறு டேட்டாபேஸ் மேனேஜ்மென்ட் சிஸ்டம்ஸ் அல்லது DBMS இல் பயன்படுத்தப்படுகிறது சில உதாரணங்கள் நம் LibreOffice Base, MySQL, Microsoft SQL Server, Microsoft Access, Oracle மற்றும் DB2. டேட்டாபேஸ் இருந்து டேட்டாவை பெறுவது SQL இன் மிக பொதுவான பயன்பாடு. டேட்டாபேஸ் க்கு query செய்தல் எனவும் இது அறியப்படுகிறது. SQL டேட்டாவை டேட்டாபேஸ் இல் உள்நுழைக்கவும் டேட்டாவை அப்டேட் செய்யவும் டேட்டாபேஸ் இல் இருந்து டேட்டாவை நீக்கவும் பயனாகிறது இவை அனைத்தையும் பேஸ் ஐ பயன்படுத்தி பயனருக்கு ஏற்ற விசார்ட்ஸ் மற்றும் டிசைனிங் விண்டோஸ் மூலம் நம் முன் டுடோரியல்களில் செய்தோம் அடிப்படை குரி லாங்குவேஜ் ஐ கற்பது டேட்டாபேஸ் ஐ query செய்ய நமக்கு அதிக நெகிழ்வையும் திறனையும் கொடுக்கிறது டேட்டாவை மாற்றியமைக்க மட்டுமல்லாது டேட்டாபேஸ் மற்றும் டேபிள் ஸ்ட்ரக்சர் களையும் மாற்ற எஸ்கியூஎல் பயன்படுகிறது நம் டியூட்டோரியல் இன்னும் எஸ்கியூஎல் முழுவதையும் முடிக்கவில்லை இங்கே சில பயனுள்ள டுடோரியல்கள் மற்றும் அவற்றின் வெப்சைட்கள் HSQLDB க்கு உள்ள தனி பயனாளர் கையேட்டை இணையத்தில் பார்க்க முடியும் அல்லது உங்கள் கணினிக்கு PDF ஃபைலாக தரவிறக்கம் செய்து சேமிக்கலாம் சரி இப்போது சில SQL ஐ கற்போம் நம் பிரபல லைப்ரரி டேட்டாபேஸ் உதாரணத்தை திறக்கலாம் நம் லைப்ரரி டேட்டாபேஸை திறக்கலாம் இடப்பக்க பேனலில் queries list ஐ சொடுக்கலாம் பின் Create Query in SQL View வில் சொடுக்கலாம் Query Design என்ற தலைப்புடன் ஒரு காலி விண்டோவை பார்க்கிறோம் இங்குதான் SQL இல் நம் query களில் டைப் செய்வோம் நம் முதல் எளிய query ஐ எழுதுவோம் அது லைப்ரரியின் மொத்த புத்தகங்களின் தகவலைப் பெற எந்த தகவலையும் பெற ஒரு செலக்ட் keyword ஐ பயன்படுத்த வேண்டும் அதனால் நம் query ஐ இப்படி எழுதலாம் asterisk from புக்ஸ் இங்கு புக்ஸ் என்பது டேபிளின் பெயர் Books ல் b கேப்பிட்டல் என்பதை கவனிக்கவும் நம் முன்னே பயன்படுத்திய டேபிள் அல்லது கோலம்ன் பெயர்களை உண்மையில் பின்தொடர்வோம் அஸ்டெரிஸ்க் என்பது ஒரு கார்ட் இங்கே இது புக்ஸ் டேபிள் ல் இருந்து அனைத்து கொலம்ன்ஸ் அல்லது பீல்ட்ஸ் களை பெறு என பொருள் இப்போது இதை இயக்கலாம் எடிட் மேனு ல் ரன் குரி ஐ சொடுக்கவும் Books இன் அனைத்து ரெக்கார்ட் களின் பட்டியலுடன் ஒரு டாப் பேனல் காணலாம் நாம் எழுதும் இந்த query அல்லது மற்ற query விரிவான பெயர்கள் கொடுத்து சேமிக்கலாம் இது நம் முதல் எளிய query இங்கே சில குறிப்புகள் எச்எஸ்கிள்டிபி இன் டேபிள்ஸ் மற்றும் கோலம்ன் பெயர்கள் போன்ற டேட்டாபேஸ் ஆப்ஜெக்ட் பெயர்கள் case சென்சிட்டிவ் ஆனவை அதாவது டேபிள் பெயர் கேப்பிட்டல் B உடன் புக்ஸ் என்பதும் ஸ்மால் b உடன் உள்ள புக்ஸ் உம் ஒன்றல்ல வசதிக்காக எல்லாம் அப்பர் கேஸ் மற்றும் எல்லாம் லவர் கேஸ் களில் பயன்படுத்தலாம் உதாரணமாக கேப்பிட்டல் லெட்டர் களில் புக்ஸ் அல்லது ஸ்மால் லெட்டர் களில் மெம்பர்ஸ் ஆனால் மிக்ஸ்ட் கேஸ்களை பயன்படுத்துவது படிக்க எளிமையாகவும் புரிந்து கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும் உதாரணமாக கேபிட்டல் B மற்றும் I உடன் புக்ஸ் இஷ்யூட் அல்லது கேபிட்டல் R மற்றும் D உடன் ரிட்டர்ன் டேட் ஆனால் டேபிள் மற்றும் கோலம்ன் பெயர்களை உருவாக்கியபடியே பயன்படுத்த வேண்டும் எஸ்கியூஎல் கீவர்ட் செலக்ட் க்கு எந்த கேஸும் அல்லது மிக்ஸ்ட் கேஸ்களையும் பயன்படுத்தலாம் ஆனால் நம் பயன்பாடு நன்றாக படிக்கத்தக்கவாறு ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் நம் உதாரணங்களில் keywords க்கு அனைத்தும் அப்பர் கேஸ் ஆக பயன்படுத்துவோம் இப்போது நம் அடுத்த query புது விண்டோவில் இந்த query ஐ எழுதலாம் அல்லது முன் query யிலும் ஓவர்விரைட் செய்யலாம் இப்போதைக்கு முன் குவரியில் ல் செய்யலாம் Books table ல் இருந்து குறிப்பிட்ட columnகளை பெறுவோம் Select Title, Author from Books Query ஐ இயக்குவோம் File menu bar ன் கீழ் உள்ள ரன் குரி இக்கான் அல்லது கீபோர்ட் ஷார்ட்கட் F5 ஐயும் பயன்படுத்தலாம் இங்கே நம் ரெக்கார்ட்ஸ் நமக்கு தேவையான காலம்களுடன் இருக்கின்றன சரி மேலும் போகலாம் நம் query க்கு கண்டிஷன்ஸ் அல்லது criteria அறிமுகப்படுத்தலாம் Cambridge ஆல் வெளியிடப்பட்ட புத்தகங்களை மட்டும் பெறுவோம் எனவே நம் query select from books where publisher is equal to Cambridge condition ஐ தொடர்ந்து பப்ளிஷர் ஈக்வல்ஸ் கேம்பிரிட்ஜ் என்ற இடத்தில் புது keyword வேர் ஐ அறிமுகப்படுத்தியுள்ளோம் என்பதை கவனிக்கவும் நம் query ஐ இயக்கலாம் கேம்பிரிட்ஜ் ஆல் வெளியிடப்பட்ட புத்தகங்களை மட்டும் பார்க்கிறோம் ஒரு query ல் எத்தனை கண்டிஷன்ஸ் அல்லது criteria வையும் பயன்படுத்தலாம் இரண்டு கண்டிஷன்களுடன் ஒரு query ஐ எழுதுவோம் 1975 ஆம் ஆண்டுக்கு பிறகு Cambridgeஆல் வெளியிடப்பட்ட புத்தகங்களை பெறுவோம் நம் query select from books where publisher is equal to within single quotes Cambridge and published year greater than 1975 வேர் keyword அல்லது clause க்கு பின் இரண்டு conditionகளை பார்க்கிறோம் ஆண்ட் மூலம் அவை ஒன்றாக்கப்படுவதை கவனிக்கவும் இங்கே ஆண்ட் என்பது லாஜிக்கல் ஆப்பரேட்டர் இங்கே இது கண்டிஷன்ஸ் ஐ இணைக்க பயனாகிறது ஒர் என்பது மற்றொரு லாஜிக்கல் ஆப்பரேட்டர் மேற்சொன்ன query ல் இவற்றை பயன்படுத்தி அறிக query ஐ இயக்கி மேலே தீர்வை பார்க்கலாம் நம் conditionகளை சந்தித்த புத்தகங்கள் இவையே சரி பல conditionகளை சேர்க்கும் மற்றொரு வழியையும் கற்கலாம் கேம்பிரிட்ஜ் அல்லது ஆக்ஸ்ஃபோர்ட் அல்லது இரண்டும் வெளியிட்ட புத்தகங்களின் பட்டியலை பெறுவது எப்படி இங்கே நமது query. Select asterisk from books where publisher in within brackets within single quotes Cambridge comma within single quotes Oxford புது keyword இன்னை கவனிக்கவும் இது சிங்கில் கோலம்ன் அடிப்படையில் கண்டிஷன்ஸ் ஐ இணைக்க உதவுகிறது இங்கே அது பப்ளிஷர் தீர்வை கவனிக்கவும் இப்போது அசைன்மென்ட் பின்வருவனவற்றிற்கு எஸ்கியூஎல் குரி களை எழுதி சோதனை செய்க 1 லைப்ரரி ன் அனைத்து உறுப்பினர்கள் பற்றிய தகவலை பெறுக 2 150 ரூபாய்க்கு அதிகமான அனைத்து புத்தகங்களின் பட்டியலை பெறுக 3. வில்லியம் ஷேக்ஸ்பியர் அல்லது ஜான் மில்டன் எழுதிய புத்தகங்களின் பட்டியலை பெறுக அடுத்த டுடோரியலில் எஸ்கியூஎல் பற்றி மேலும் கற்கலாம் இத்துடன் LibreOffice Base இல் குரீஸ் இன் எஸ்கியூஎல் வியூ மீதான இந்த டியூட்டோரியல் முடிகிறது நாம் கற்றது SQL View வில் எளிய query களை உருவாக்குதல் எளிய SQL ஐ எழுதுதல் செலக்ட் from மற்றும் வேர் clause களை பயன்படுத்துதல் fields மற்றும் table களுக்கு பெயரிட அப்பர் லவர் அல்லது மிக்ஸ்ட் கேஸ் களை தேர்ந்தெடுத்தல் ஸ்போக்கன் டியூட்டோரியல் பாடங்கள் டால்க் டோ ஆ டீச்சர் திட்டத்தின் முனைப்பாகும் இதற்கு ஆதரவு இந்திய அரசு துவக்கிய MHRD இன் ஐசிடி மூலம் தேசிய கல்வித்திட்டத்தின் வழியே கிடைக்கிறது மேலும் விவரங்களுக்கு spoken hyphen tutorial dot org slash NMEICT hyphen intro தமிழாக்கம் பிரியா நன்றி